புது மணப்பெண்ணை தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர் மாமியார் உள்பட மூன்று பேரை திருமுல்லைவாயல் போலீசார் கைது செய்தனர் தற்கொலைக்கு முன்பு அந்த பெண் பதிவு செய்த வீடியோ காட்சியை அடிப்படையாக வைத்து கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கேரளாவில் விஸ்மயாவின் மரணம் உலுக்கிய நிலையில் அடுத்தடுத்து இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால் மரணமடைவது அதிர்ச்சியை அளித்து வருகிறது தமிழ்நாட்டில் வரதட்சணை கொடுமை மரணங்கள் குறித்து பல நாட்கள் செய்திகள் வெளியாகாமல் இருந்த நிலையில் புதுமணப்பெண் ஒருவரின் மரணம் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியுள்ளது கணவர் மாமியாரின் கொடுமையால் திருமணமான நான்கே மாதங்களில் இளம் பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அந்த பெண்ணின் பெயர் ஜோதிஸ்ரீ என்பதாகும் சென்னை கே கே நகர் எம்ஜிஆர் நகர் தந்தை பெரியார் தெருவில் வசித்து வந்த ஜோதிஸ்ரீ பிகாம் பட்டதாரி இவருக்கும் ஆவடி அருகே திருமுல்லை வாயல் அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கும் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது பாலமுருகன் எலக்ட்ரீசியனாக வேலை செய்து வந்தார் திருமணத்திற்கு பிறகு பல கனவுகளுடன் புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்த ஜோதிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது பாலமுருகன் அவரது தாயார் அம்ஜாவும் சேர்ந்து ஜோதியிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர் வீடு கட்ட கடன் வாங்கியுள்ளோம் எனவே எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது உனது பெற்றோரிடம் சென்று பணம் வாங்கி கொடு என கூறி கொடுமைப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் ஜோதிஸ்ரீ பாலமுருகனை விட்டு பிரிந்து பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார் உறவினர்கள் சமாதானம் செய்து வைத்ததை அடுத்து கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி ஜோதிஸ்ரீ திருமுல்லைவாயலில் உள்ள கணவர் பாலமுருகன் வீட்டுக்கு மீண்டும் வந்தார் அப்போது மாமியார் அம்ஜா அவரை வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை என தெரிகிறது இதனையடுத்து ஜோதிஸ்ரீ வீட்டின் முதல் மாடிக்கு சென்றார் இதனால் ஆத்திரமடைந்த அம்ஜா அறைக்கு செல்லும் மின் வயரை துண்டித்தார் இதனால் மனமுடைந்த ஜோதிஸ்ரீ வீட்டிற்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஜோதியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆவட்டி போலீஸ் உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி தலைமையில் போலீசார் பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது ஜோதிஸ்ரீ செல்போனில் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தார் மரணத்திற்கு முன்பாக அவர் கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்திருந்தார் என்னை மனநோயாளி என்று சொல்கின்றனர் நான் மனநோயாளியா என்று வாட்ஸ்அப்பில் பதிவிட்டுள்ளார் ஜோதி எனது சாவுக்கு கணவர் பாலமுருகனும் மாமியார் அம்ஜா மற்றும் குடும்பத்தினர் தான் காரணம் என கூறியிருந்தார் அதேபோல் தமது தற்கொலைக்கு காரணமான தனது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரை சும்மா விட வேண்டாம் எனவும் தமது குடும்பத்தினருக்கு உருக்கமாக பதிவிட்டிருந்தார் சொல்கிறேன் என் சாவுக்கு என் மாமியாரும் என் பூச்சியும் தான் காரணம் சும்மா விட்டுறாதீங்க என்னால் எனக்கு அழுவு கூட வரல ஏன்னா அவ்வளோ அழுதுட்டேன் நான் லைட்டாக வருது இன்னும் நான் காட்டிக்க மாட்டேன் நான் காட்டிப்பேன் அவங்களே நல்லா இருக்கிறப்ப கேட்டால் என்னை பார்த்து மனநல சரியில்லைன்றாங்க கால கொடுமை இந்த ஒருத்த தாலி கல்யாணத்தை பண்ணிட்டு எவ்வளோ பட்டத்தை வாங்க வேண்டியதாக இருக்குது தெரியுமா திருமணமாகி சில மாதங்களில் ஜோதிஸ்ரீ தற்கொலை செய்து கொண்டதால் அவரது மரணம் குறித்து திருவள்ளூர் ஆர்டிஓ விசாரணை மேற்கொண்டாள் ஜோதிஸ்ரீயின் தற்கொலைக்கு அவரது கணவர் பாலமுருகன் மாமியார் அம்ஜா பாலமுருகன் அண்ணன் சத்யராஜ் ஆகியோர்தான் காரணம் என தெரியவந்தது ஆர்டிஓ உத்தரவுவின் பேரில் வாயல் போலீசார் மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருமணமான நான்கே மாதத்தில் இளம் பெண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமை செய்து தற்கொலைக்கு தூண்டிய சம்பவம் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியுள்ளது கேரளாவில் இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால் மரணமடைவது அதிகரித்து வருகிறது தமிழ்நாட்டில் வரதட்சணை கொடுமையை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்